வணக்கம் எனது பெயர் தமிழச்சி பொன்மதி ஷோலிங்கர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஐயா இன்றைய தலைப்பு பெற்றோர்களின் அறிவுரை மாணவர்களுக்கு வலிக்கிறதா வழிகாட்டுகிறதா ஐயா என்னால் அடித்து கூற முடியும் பெற்றோர்களின் அறிவுரை மாணவர்களுக்கு வழிகாட்டுகிறது நாம் வீழும் போதெல்லாம் நம்மை தூக்கிவிடுவது நாம் வாழும் காலம் வரை நம்மை கட்டி காப்பது பெற்றோரின் அறிவுரைதாயா ஐயா நாம் கற்கின்ற கல்வி படகை போன்றது என்றால் நம் பெற்றோரின் அறிவுரை துடுப்பை போன்றது துடுப்பில்லாமல் வாழ்க்கை என்ற கடலில் நம்மால் எப்படி சிற்பி கற்களை செதுக்கி செதுக்கி சிற்பமாக வடிக்கிறானோ அதுபோல நம்மை அறிவுரை சொல்லி சொல்லி வாழ்வில் உயர வைப்பது பெற்றோரின் அறிவுரை தாயா ஐயா அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லட்டுமா பள்ளியில் இருந்து அழைப்பு வருகிறது அதிர்ந்து போன அதிர்ஷ்டகணமே பள்ளிக்கு விரைந்து செல்கிறாள் பள்ளியில் தன் மகனின் ஆசிரியரை சந்திக்கிறாள் அந்த ஆசிரியர் ஒரு கடிதத்தை அந்த தாயின் கையில் திணித்துவிட்டு தங்கள் மகனை அழைத்து செல்லலாம் என்று கூறுகிறார் அந்த கடிதத்தை பிரித்து படித்ததும் கண்ணீர் மல்க சோகத்தோடு தன் மகனை வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறார் அந்த மகன் கேட்கிறான் என்னம்மா ஆச்சு என் ஆசிரியர் என்ன சொன்னார்கள் என்று அதற்கு அந்த தாய் சொன்னால் நீ மிகவும் அறிவாளியாம் திறமைசாலியாம் உனக்கு பாடம் சொல்லி தருகின்ற அளவுக்கு திறமையான ஆசிரியர்கள் அந்த பள்ளியில் இல்லையாம் எனவே உன்னை வீட்டில் நீ படித்து மிக பெரிய ஆளாக வர வேண்டும் என்றார் காலங்கள் உருண்டோடின அந்த மாணவன் மிக பெரிய விஞ்ஞானியாக மாறியிருந்தான் ஆனால் அந்த தாய் காலமாகி இருந்தார் அந்த விஞ்ஞானி ஒரு நாள் தன் வீட்டை சுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக எடுத்து அடுக்கி கொண்டிருக்கும் போது அவர் கையில் ஒரு கடிதம் கிடைக்கிறது அந்த கடிதத்தை பார்த்தவுடனேயே வயதில் ஆசிரியர் தன் தாயிடம் கொடுத்த கடிதம்தான் அது என்பதை புரிந்து கொண்டார் அந்த கடிதத்தை எடுத்து பிரித்து படித்ததும் அவர் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது அப்படி அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தது தெரியுமா உங்கள் மகன் எதற்குமே கற்றவன் அவனுக்கு படிப்பே வராது அவன் மூளை வளர்ச்சி குன்றியவன் போல் காணப்படுகிறான் அவனுக்கு எங்கள் பள்ளியில் இடமில்லை நீங்கள் அவனை அழைத்துச் செல்லலாம் என்று எழுதியிருந்தது ஆனால் அன்று அந்த தாய் நீ அறிவாளி திறமைசாலி என்று மாற்றி கூறியதன் விளைவாக இன்று பெரிய விஞ்ஞானியாக மாறியிருந்தார் ஐயா பள்ளியால் ஒதுக்கப்பட்ட அப்படித்தான் ஒரு இளைஞன் வேலை கிடைக்காமல் கஷ்டப்பட்டான் வேலை தேடி செல்கின்ற இடமெல்லாம் தோல்வி வேலை இல்லை என்று திருப்பி அனுப்பி விடுவார்கள் ஒரு கட்டத்தில் விரக்தி அடைந்த அவன் தனது வயதான தந்தையின் கால்களை பற்றி கொண்டு விம்மி விம்மி அழுதான் காரணத்தை புரிந்து கொண்ட தந்தை அவனிடம் ஒரு கை கடிகாரத்தை கொடுத்து இது உன்னுடைய தாத்தாவுடையது இது முன்னூறு ஆண்டுகள் பழமையானது இதை அவர் எனக்கு தந்தார் நான் உனக்கு தருகிறேன் இதை எடுத்துக்கொண்டு தெருமுனையில் உள்ள கடிகார கடைக்கு சென்று இதை நான் விற்க போகிறேன் இதற்கு எவ்வளவு தருவீர்கள் என்று கேட்டு வா என்றார் தந்தை அவனும் அவ்வாறே செய்தான் திரும்பி வந்து இதற்கு அவர்கள் ஐந்து டாலர் தருவதாக சொன்னார்கள் என்றார் இப்பொழுது ஊரின் மையத்தில் உள்ள காஃபி ஷாப்பிற்கு சென்று இதற்கு எவ்வளவு தருவீர்கள் என்று கேட்டு வா என்றார் தந்தை அவனும் அவ்வாறே செய்தான் திரும்பி வந்தவன் சொன்னான் அவர்களும் ஐந்து டாலர் தருவதாக சொன்னார்கள் என்று இப்பொழுது பழங்கால பொருட்களை காட்சிப்படுத்தியுள்ள மியூசியத்திற்கு சென்று இதற்கு எவ்வளவு தருவீர்கள் என்று கேட்டு வா என்றார் என்றார் தந்தை மகனும் அவ்வாறே செய்தான் திருப்பி வந்தவன் மகிழ்ச்சியோடு சொன்னான் இதற்கு அவர்கள் ஐந்து மில்லியன் டாலர்கள் தருவதாக சொன்னார்கள் என்று தந்தை எந்தவித சலனமும் இல்லாமல் சொன்னார் மதிப்பை உணர்ந்த இடத்திற்கு செல்லும் போதுதான் அது மதிப்பு மிக்க பொருளாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதுபோல நீயும் உன் தகுதியையும் திறமையையும் புரிந்து கொள்ளும் சரியான இடத்திற்கு இன்னும் செல்லவில்லை மீண்டும் முயற்சி செய் என்றார் தந்தை மகனும் புதிய உற்சாகத்தோடு மீண்டும் புறப்பட்டான் நல்ல வேலை கிடைத்தது மகிழ்ச்சியோடு வாழ்ந்தான் விரக்தியின் உச்சத்தில் உடைந்து போயிருவர் இருந்த ஒருவனை தன் தந்தையின் அறிவுரை ஆற்றுப்படுத்தியது மீட்டெடுத்தது இதுதான் நான் பெற்றோரின் அறிவுரை நம்மை வாழ வைப்பது வழிகாட்டுவது பெற்றோரின் அறிவுரையே அறிவுரையே என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் I congratulate Gandhi world foundation for this unique venture Gandhi world ஃபவுண்டேஷனின் ஓர் எளிய முயற்சி வி சேஞ்ச் மக்களின் மகிழ்ச்சிக்கும் மாற்றத்திற்கும்